அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் உமா சதீஷ் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சத்தை நோக்கியா லட்சியத்தை நோக்கியா என்ற தலைப்புக்கே நான் பேச போகிறேன் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் லட்சியத்தை தாங்க முக்கியமாக நினச்சிட்டு இருக்காங்க லட்சங்கள் வந்து கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களுக்கு தான் வழிவகுக்கும் ஆனால் லட்சியம் சிறந்த கொள்கை மற்றும் கனவையும் உருவாக்குங்க லட்சி லட்சங்களை வந்து குறுக்கு வழியால் கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் நம்ம லட்சியத்தை அடையணும்னா நேர் வழியை பின்பற்றி தான் அடைய முடியும் அதுக்கு கால தாமதமும் ஆனாலும் அதற்கான சந்தோஷத்தை நம்மளால் கடைசியாக அனுபவிக்க முடியுங்க அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் தங்களுக்கு என்ன வேண்டுன்றதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால தான் பல லட்சங்கள் அள்ளித்தர தொழில்நுட்ப வேலையை கூட திறந்துட்டு அவங்க ஊரில் போய் விவசாயம் செய்கிறதுக்கு கூட தயாராகிட்டாங்க அது இல்லாமல் அதிகார பதவிகளில் நம்ம போய் தேடி வேலை செஞ்சால் மட்டும்தான் மக்களுக்கும் சேவை புரிய முடியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பல லட்சங்கள் உள்ள வேலையை கூட திறந்துட்டு அவங்களோட லட்சியம் என்னவோ அதை நோக்கி தெளிவாக பயணம் செய்கிறாங்க அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு வயது சிறுவன் அவன் பேர் கிருத்திக் விஜயகுமார் சென்னை சேர்ந்த பெரம்பூர் சேர்ந்த பையன் வந்துட்டு இமாலய சாதனைன்னு சொல்லலாம் பணி இமாலய சாதனை கூட படிச்சிருக்காரு அதாவது நாலு செயலிகள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒன்பது தேசிய விருதுகள் அது இல்லாமல் சொந்த கம்பெனி இப்போ அது இல்லாமல் ஆன்லைனில் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் மற்ற பசங்களுக்கும் எந்த வயசும் இல்லாமல் தடையில்லாமல் இல்லாமல் எடுக்கிறாரு அந்தளவுக்கு அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு உயரிய லட்சியம் இருந்ததுனால தான் அவரால் அதை அடைய முடிஞ்சுது அதே சென்னை சேர்ந்த சந்தோஷன்ற ஒரு பையன் வந்து பத்தாம் வகுப்பு தான் அவர் வந்து சோலார் பைக் உருவாக்கி மக்களோட பயன்பாட்டுக்கு தான் நான் இதை உருவாக்கியிருக்கேன் அதனால் எனக்கு இது பேட்டன்ட்லாம் எதுவும் தேவையில்லைன்னு மற்ற கேட்ட மற்றவங்க வந்து அவரை நோக்கி கேட்டப்போ கூட அவர் பதிலளிச்சிருக்காரு மற்றவங்க அதாவது தன்னோட சுயநலம் மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததி சந்ததியர் வந்து நல்லா வாழணுன்றதுக்காகவே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க அதனால் அவங்களோட லட்சியங்களை நோக்கி அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து சொன்னார் இளைஞர்கள் தான் இந்தியாவோட சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட லட்சியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு பலசாலியான நாடாக இருக்குது அவர் நினச்சிருந்தாருன்னா லட்சம் தான் முக்கியம்னு நினச்சிருந்தாருன்னா அமெரிக்காவில் நாசா கூப்பிட்டு அப்போ கூட அவர் போயிருந்தாருன்னா எவ்வளோ லட்சங்களையோ என்னவோ இருந்திருக்கலாம் இன்னும் எத்தனையோ நாடுகளுக்கு அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க ஆனால் அவர் அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு எனக்கு இந்தியாவுக்கு சேவை செய்கிறது தான் முக்கியம்னு சொல்லி நம் நம்மளுக்காக சேவை ஆட்டினார் அப்படி இல்லை அவர் இப்போ அப்படி லட்சம் தான் முக்கியம்னு நினச்சிருந்தா நம்ம ஒரு மா மனிதரையே இழந்திருப்போம் இல்லையா அவர் வந்து லட்சியம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சதுனால தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மனிதன் கிடைத்தார் சா ஒரு அறிவியல் விஞ்ஞானியும் கிடைச்சார் அதே மாதிரி தான் இன்றைக்கு இரு இளைஞர்களும் வந்து தன்னோட லட்சியம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க அதாவது ஒரு சாதாரண மனிதன் வந்து சாதனையாளராக மாற்றக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லட்சியம் தாங்க அதனால தான் சொல்கிறேன் இன்னி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களோட சிந்தனை வந்து லட்சியத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi World Foundation for this unique venture. Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்